இந்த வசனத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா தேவன் மனிதனோடு செய்கிற சத்தியமாக அது எழுதப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் அதாவது நம்ம ஒரு மனுஷனோடு பேசும்போது சத்தியம் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த சத்தியம் என்ற செயலுக்கு ஒத்த வார்த்தை தான் அந்த வே ஆசீர்வதிக்கவே அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று ஆசீர்வதிப்பேன்னு அர்த்தம் பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னா உன்னை பெருக பண்ணுவேன்னு அர்த்தம் கண்டிப்பாக நிச்சயமாக அதாவது அது என்ன அதற்கு இடையில டிஸ்டர்பன்ஸாக எழும்பினாலும் அது நிறைவேற விடாதபடி எது அதற்கு தடையாக வந்தாலும் அதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை பெருக பண்ணுவேனுங்கிறதா அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு என் அன்பு தேவனுடைய ஜனங்களே எல்லாரும் கவனித்து கேளுங்க கொஞ்ச நேரம் வார்த்தையை கேளுங்க இதற்கு பிறகு மூன்று விதமான ஜபங்களை உங்களுக்கு செய்ய சொல்லி ஆவியானவர் என்னை வழி நடத்துகிறார் இந்த வார்த்தைக்கு பிறகு தான் அந்த ஜபம் நடக்கும் நீங்கள் கவனித்து கிரகித்து கொள்ளுங்க அதற்கு பிறகு கத்தர் அந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் உறுதிப்படுத்துறதுக்கான அவருடைய காரியங்களை அவர் நிச்சயமாக செய்வார் அல்ல லூயா என்னோடு சேர்ந்து நீங்கள் வேதத்தை திருப்பி கொண்டு அந்த வசனத்தின் ஆழத்தை அந்த வசனத்தினுடைய வெளிச்சத்தை அந்த வாக்கு தத்துவத்திற்குள்ள தேவன் வச்சிருக்கிற மகிமையை நம்ம கண்டுபிடிப்பதற்கு ஏற்றதை கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களிடத்தில் செய்ய விரும்புகிறார் பெருக்கம் மல்டிப்ளை அதைய விளக்கிற வார்த்தை வேத வார்த்தை அநேகம் இருக்கிறது ஆனால் அதையே இன்றைக்கு இப்பொழுது பேச என்னை ஆவியானவர் நடத்தலை நம்மளை பெருக செய்யறதுல தேவன் காண்பிக்கிற மூன்று விசேஷங்கள் இருக்கிறது அவர் முடிவு பண்ணிட்டார்னு அதை அவர் நிறைவேற்றுவார் அதை யாரும் தடுக்க அதை எந்த சக்தியும் தடுக்க முடியாது இந்த காலை வேளையில் இந்த அதிகாலையில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல சொல்கிறது என்னென்னா உனக்கு நான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதை யாரும் தடுக்க முடியாதுன்னு உங்களுக்கு சொல்ல சொல்கிறாரு அது என்னவா இருந்தாலும் சரி உங்களுக்கு அவர் தரணும்னு நினச்சதை யாரும் தடுக்க முடியாது உங்களை அவர் உயர்த்துன்னு நினச்ச இடத்துக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு எதுவுமே அவரை தடுக்க முடியாது உங்களை எப்படி வைக்கணும்னு முடிவு பண்ணாரோ உங்களை எப்படி பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணாரோ உங்களை எப்படி ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணாரோ உங்களுக்கு எதையெல்லாம் தரணும்னு அவர் முடிவு பண்ணாரோ அதை யாரும் தடை செய்ய ஓங்கி சொல்லிடுங்க எப்படி தேவன் நம்மளை பெருக வைக்க போகிறார் பெருகுதல் அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெரியும் ஒன்று வந்து பலதாய் மாறுறது தான் பெருக்கம் ஒன்று பல மடங்கு மாறணும் அதுதான் என்ன பெருக்கம் சிறியதாக இருக்கிற ஒன்று அளக்க முடியாத அளவிற்கு அதைய வகையறுக்க முடியாத அளவுக்கு அது பெரிதாய் மாறணும் அதுதான் பெருக்கம் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டது அடக்குவதற்கு அப்பாற்பட்டது விவரிப்பதற்கு அப்பாற்பட்டது விளக்குவதற்கு அப்பாற்பட்டது அதுதான் பெருக்கும் அதுதான் பெருக்கம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அதை கர்த்தர் எந்த வழிகளிலே நம்மிடத்துல நிறைவேற பண்ணுகிறார் அப்படிங்கிறதற்கு இந்த காலை வேளையில் உங்ககிட்ட மூன்று விஷயத்தை கர்த்தர் சொல்ல சொல்லி என்னை பாரப்படுத்துகிறார் என்னோடு சேர்ந்து வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க ஆதியாகம புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தை எடுத்த ஒருவர் வாசியுங்கள் ஆதியாகமம் பதினேழாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தை எடுத்த ஒருவர் வாசியுங்கள் என்ன இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன் நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் நல்லா கவனிங்க பெருக செய்கிறதுல கத்தர் கடைபிடிக்கிற அல்லது கத்தர் காட்டுகிற முதல் தாற்பயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசீர்வதிப்பது பெருகுதல் எப்போ நமக்கு வருதுன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மகிட்ட வரும்போது பெருகுதல் தானாக நடக்க ஆரம்பிச்சிடும் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு வேத பகுதி படியுங்க ஆதியாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி நான்காம் வசனத்தையும் படிங்க பார்க்கலாம் இருபத்தி ஆறில் இருபத்தி நான்கு அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன் பயப்படாதே நான் உன் கூட இருந்து என் ஊழியக்காரனாகி ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் கர்த்தர் பெருக செய்யும் போது என்ன நடக்குதுன்னா அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வருது உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னால் நம்ம மேலே இருக்கிற சாபம் நம்மளை விட்டு விலகுது நம்மளை கத்தர் பெருக செய்யும் போது என்ன நடக்குதுன்னா அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வருது அப்படின்னு என்ன அர்த்தம் புரியலையா உங்களுக்கு ஆண்டவர் நம்மளை பெருக செய்கிறதுக்கு எதை பயன்படுத்துகிறாரு ஆசீர்வாதத்தை பயன்படுத்துறாரு நல்லா கவனிங்க மனிதர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது மனிதர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது ஒருவேளை மனிதர்கள் நம்மளை ஆசீர்வதிக்கிறாப்பில் இருந்தால் அவங்க சுய பலத்தினால நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது ஆண்டுடைய நாமத்தை சொல்லி வேணால் நம்மளை ஆசீர்வதிக்கலாம் ஏன்னா பைபிள் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் எங்கிருந்து வருது நல்லா கவனிங்க இந்த உலகம் சொல்லுகிறபடி பெரிய மனுஷர்கள் பெரியவர்கள் என்பதுனால அவங்க ஆசீர்வதிக்கிறதுனால அது அப்படி வராது பைபிள் சொல்லுது தன்னை விட பெரியவன் ஒருவனும் இல்லாததுனால தேவன் தன்னுடைய நாமத்தை கொண்டு ஆணையிட்டார்னு பைபிள் சொல்லுது அவரை விட பெரியவங்க யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால கத்தர் என்ன பண்ணார்னா தன்னுடைய தன்னுடைய நாமத்தை சொல்லி கத்தர் ஆசீர்வதிச்சார்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுது அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்மளை பெருக செய்கிறதுல அவருடைய ஆசீர்வாதம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது வரைக்கும் நம்ம பெருக முடியாதபடி இருந்த சாபம் என்ன செய்யுதுன்னா நீங்கி போகிறது பைபிளில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்திற்கும் சாபத்திற்கும் காரணமாய் கத்தர் காண்பிச்சிருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கிறது நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கணும் நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புறதுனால மட்டும் வராது நீங்கள் ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறதுனால மட்டும் வராது நீங்கள் ஆசீர்வாதத்தை பேசுறதுனால மட்டும் வராது நீங்கள் ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்கிறதுனால மட்டும் வராது நீங்கள் ஆசீர்வாதத்திற்கு தகுதியாய் மாறுவதனால உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் ஒராமேன்னு சொல்லுங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ பைபிள் என்ன சொல்லுதுன்னா நம்மளை பெருக செய்யறதுக்கு கர்த்தர் எதை பயன்படுத்துறாருன்னா தன்னுடைய ஆசீர்வாதத்தை பயன்படுத்துகிறார் உங்களுக்கு அதை விளங்குற மாதிரி சொன்னால் கர்த்தர் நமக்கு பரிசாக ஏதோ சிலதை தருகிறார் பரிசா சிலதை கத்தர் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேனே அப்போ உங்களுக்கு விளங்கும் பாருங்க நம்மளை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி விளங்கிக்க முடியும்னா நமக்கு அதுவரைக்கு கிடைக்காத சிலதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் என்னை ஆசீர்வதிக்க ஆண்டு முடிவு பண்ணிட்டாருன்னா <laughs> சொல்லுங்க ஆண்டவர் என் ஆசீர்வதிக்கணும் முடிவு பண்ணிட்டார்னா அவர் கிட்ட இருந்து எனக்கு பரிசுகள் கிடைக்க ஆரம்பிக்கும் சொல்லுங்க எல்லாரும் இப்போ மனுஷர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கும் போது ஒருவேளை அதை வந்து நம்ம கிரீட்டிங்ஸ் சொல்கிறோம் இல்லைன்னா விசஸ் சொல்கிறோம் நம்மளை வந்து மனிதர்கள் வாழ்த்தும் போது நான் நம்புகிறேன் வெறும் வார்த்தைகளில் வாழ்த்துறவங்க ரொம்ப குறைவுன்னு நான் நம்புகிறேன் வாழ்த்துறவங்க என்ன பண்ணணும் ஆனால் இன்னைக்கு கொடுத்து வாழ்த்துறாங்களா யதார்த்தமாக சொல்லுங்க நீ ரொம்ப வல்ல யோசிக்க வேண்டாம் சிம்பிளாக சொல்லுங்க நம்மளை வாழ்த்துறவங்க ஏதாவது கொடுத்து வாழ்த்துறாங்களா இல்லை எல்லா நமக்கு தெரிஞ்சு நம்மளை வாழ்த்துற மனுஷர்களெல்லாம் வாயின் வார்த்தை தான் நல்லா நல்லா இருப்பாங்க பார்த்துருக்குறீங்களா இப்போ எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு இருப்பான் <laughs> இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க happy new year happy new இயர்ம்பாங்க இதெல்லாம் வெற்று வாழ்த்து நீங்கள் வேத புஸ்தகத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் ஆண்டவர் யாரையுமே வெறுமனே வார்த்தையினால் வாழ்த்தில் கொடுத்து கத்தர் வாழ்த்துகிறார் புறாமேன் சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ ஆபிரகாம வந்து ஆசீர்வதிச்சது தான் நம்ம பெருசாக சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா அங்கே தான் அந்த விசுவாச சந்ததியை கத்தர் ஆசீர்வதிச்சதுல தான் அதை ஆரம்பிக்கிறது நம்ம பார்க்குறோம் ஆதி பன்னிரெண்டாம் அதிகாரம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆண்டவர் வந்து ஆபிரகாம அழைத்து என்ன செய்கிறாருன்னு ஆசீர்வதிக்கிறார் அழைத்து அவர் ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு அந்த ஆசீர்வாதத்தினுடைய அந்த நிலைமைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள் ஆதியாகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் எப்படி ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறார் சொல்லுங்க நல்லா கவனிச்சுங்க நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்ப உன்னை யாராவது ஆசீர்வதிச்சாங்கன்னா அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க உன்னை யாராவது சபிச்சாங்கன்னா அவங்க சபிக்கப்பட்டுருவாங்க ஹலே லூயா நீங்க நல்லா கவனிங்க பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள என்ன செய்யப்படும்னா ஆசீர்வதிக்கப்படும் ஆ இந்த வார்த்தையை கர்த்தரி சொன்னபடியே அந்த ஆபிரகாம் நிறைவேறும்படி என்ன செய்கிறாருன்னா புறப்பட்டு போனார் அது அப்படியே நடந்துச்சு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களையும் என்னையும் பெருக செய்வதற்கு கர்த்தர் முதல்ல நமக்கு என்ன செய்கிறாருன்னா ஆசீர்வாதம் தரார் பைபிள் சொல்லுது அவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதோடு அவர் யாருக்கு கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டார் அல்ல லூயா பாண்டவருடைய ஆசீர்வாதம் அதாவது அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் நமக்கு தருகிற பரிசு அல்லது அவர் நமக்கு தருகிற கொடை அல்லது அவர் நமக்கு தருகிற ஈவு அல்லது அவர் நமக்கு தருகிற நமக்கு நமக்குன்னு அவர் தர எதுவாக இருந்தாலும் சரி அது நமக்கு வருத்தம் அளிக்கிறதா இருக்காது அது நம்மை உயர்த்துகிறதா இருக்கும் லூயா நம்ம கடந்து வந்த பாதைகளெல்லாம் நீங்கள் திரும்பி பார்க்கணும் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கத்தர் என்னை இப்படியெல்லாம் நடத்தினார் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையுமே நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன் அவர் செய்த நன்மைகள் கொஞ்சம் அல்ல அதை அப்பத்தான் உணர முடியும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாட்சி சொல்ல உங்களை கூப்பிட்ட போது நிறையா பேர் என்ன சொல்கிறதுன்னு யோசித்தீங்க ஏன் யோசிக்கிறீங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன செய்வே இல்லை அதையே திரும்பி பார்க்கவே அதாவது நிறைய நடந்துச்சுங்க அது வந்து உங்களுக்கு அற்புதமாக ஒருவேளை தெரியல உங்களுக்கு அது அற்புதமாக தெரியாததுனால உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல உங்களுக்கு புரியல கடந்த கொரோனா காலகட்டங்களில் நம்ம சபைக்குள்ளே நம்மளை சார்ந்தவங்க மட்டும் பாதிக்கப்பட்டவங்க பன்னெண்டு பேர் பன்னெண்டு பேர் பாதிக்கப்பட்டாங்க நான் இந்த இடத்துல சேலஞ்சாக ஒன்று சொல்கிறேன் அந்த பனிரெண்டு பேரையும் கத்தர் கிருபையா என்ன செஞ்சார்னா காப்பாத்தினார் அலை லூயா நம்மளை கத்தர் கிருபையாய் நடத்தினார் அந்த நாட்களில் ஊழியங்கள் நடந்துச்சு அந்த நாட்களில் ஆராதனை நடந்துச்சு கத்தருடைய பந்தி நடந்துச்சு அந்த நாட்களில் ஞான ஸ்நானம் கொடுத்தோம் அந்த நாட்களில் சகலத்தையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்தார் நமக்கு அந்த பிரச்சனை பிரச்சனையாய் இருக்கலை அந்த காலங்களில் நீங்கள் போஷிக்கப்பட்டதை யோசிங்க அந்த காலத்தில் உங்களுக்கு கிடைச்ச நன்மைகளை யோசிங்க அந்த காலங்களில் உங்களுக்கு எத்தனையோ தீமைக்கு கத்துற உங்களை விளக்குனார் பார்த்து அதெல்லாம் யோசித்து பாருங்க நம்ம சபையில் நம்முடைய சகோதரர் விஜய் என்னுடைய நண்பர் விஜய் அவர் பாதிக்கப்பட்ட போதுங்க அவருடைய ரிப்போர்ட் அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய லங்ஸில் எண்பத்தி அஞ்சு சதவீதத்துக்கு மேலே கொரோனாவுடைய தாக்குதல் இருக்குது அந்த காலம் ரொம்ப கொடுமையான காலம் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுற கொண்டு போனால் அங்கே பெட் இல்லை ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கு சிலிண்டர் இல்லை அது கிடைக்காத காலம் அப்போது இவரை ஒரு பக்கம் டாக்டர் வச்சுக்கிட்டு இருக்கும்போது கொரோனாவில் செத்து வெளியில் கொண்டு வரவங்களை இவர் பார்க்கிறார் மரண பயம் ஹாஸ்பிட்டலில் அவரும் அவருடைய மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க சொந்த பந்தம் எல்லோரும் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அவருக்கு தோணுது பாஸ்ட்டுக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணு அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது அதில் அவர் பேச முடியாமல் மூச்சு திணறி அந்த ஃபோனில் லைனில் இருக்கிறார் அந்த ஃபோனை நான் அட்டன் பண்ணோன்னே அவருக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன் கத்தர் உங்களை கைவிட மாட்டார் கத்தர் உங்களை கைவிட மாட்டார் நான் சொல்கிறேன் டாக்டர் சொல்கிறது எல்லாம் விட்டுருங்க டாக்டர் என்ன வேணாலும் சொல்லட்டும் உங்கள் சரீரத்தில் இப்போ இருக்கிற எல்லா போராட்டத்தையும் விட்டுருங்க அது என்னமோ நடக்கட்டும் நீங்கள் அதெல்லாம் கேட்டால் நீங்கள் எச்சா பலவீன பலவீனம் அடைவீங்க அதெல்லாம் கேட்காதீங்க அதெல்லாம் வேண்டாம் நான் சொன்னேன் நீங்கள் முடிஞ்ச ஆஸ்பத்திரிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துருங்க நான் அப்படி தான் சொன்னேன் ஃபோனில் சொல்கிறேன் முடிஞ்சால் நீங்கள் ஆஸ்பத்திரியில் இனிமேல் என்ன செய்யாத நேரத்தை அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை ஆஸ்பத்திரியில் இடம் இல்லை எங்களை போக சொல்கிறாங்க எதுக்கு போக சொல்கிறாங்கன்னா சாகிறதுக்கு போக சொல்கிறாங்க நான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் சாக மாட்டீங்க அல்ல லூயா நான் நான் நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கணும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சாதாரணமாக உங்களுக்கு தெரியலாம் ஆனால் என் ஆண்டவர் நம்மளை நடத்துனதை கொஞ்சம் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அலே லூயா வேலை இல்லாத நேரங்களில் பணம் இல்லாத நேரங்களில் தடுமாறின நேரங்கள் எல்லாம் நீங்கள் அப்படியே கணக்கு போட்டு பாருங்கள் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் கடந்த இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் என்னுடைய ட்ராவலிங்க்கு மட்டும் எனக்கு செலவானது ஆவியானர் எழுதி காட்டினார் மூணு லட்சத்திற்கு மேலே உன்னுடைய பிரயாணத்திற்கு நீ செலவு பண்ணிக்கிறீன்னு ஆண்டு காட்டினார் அப்படின்னா சராசரியாக ஒவ்வொரு மாதமும் என்னுடைய பயணத்திற்கு எவ்வளோ செலவாயிருக்குது அப்படின்னா முப்பதாயிரம் செலவாயிருக்கிறது எத்தனை பேர் நான் சொல்கிறது புரிகிறது இதை நான் சேர்த்தி வைக்கணும்னு நினச்சிருந்தா நடந்திருக்குமோ என்னமோ அது எனக்கு தெரியல செலவிடும்படியான வாசலை கத்தர் திறந்தார் ஊழியத்திற்கு பயணிக்க வச்சார் ஏறக்குறைய பனிரெண்டு மாதங்களும் பல ஊர்களுக்கு பிரயாணம் பண்ணியிருக்கிறேன் ஹலோ லூயா இந்த மாதத்தில் கூட நெருக்கடிக்கு மத்தியில் ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன் இவ்வளவு டைட்டாக ஊழியத்தில் பயணிக்க செஞ்சு கத்தர் அதை திரும்பி பார்க்க வைக்கும் போது டீ செலவு சாப்பாடு செலவு தங்கியிருந்த செலவு அந்த செலவு இந்த செலவு இதெல்லாம் இல்லாமல் ட்ராவலிங்க்கு மட்டும் ஒன்லி பயண செலவு மட்டும் மூணு லட்சத்தை தாண்டி இருக்கிறது எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது நான் என்ன நடத்துறதை யோசிச்சு பார்த்து உங்ககிட்ட சொல்கிறேன் இதை எப்படி கர்த்தர் சந்தித்தார் இதை எப்படி நான் சந்திக்க பெற்றேன் அப்படின்னு நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது அது என் அறிவுக்கு அது எட்டவே இல்லை நல்லா கவனிங்க இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய பயணத்திற்காக மூன்று லட்சங்களுக்கு மேலே செலவிட்டு பயணம் பண்ண வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் என் ஆண்டுடைய நடத்துதலை நான் எப்படி உங்களுக்கு விவரிப்பது இதற்கு இதை தாண்டி நான் எப்படி விவரிக்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி திருப்பி போட்டு ஒரு கணக்கு போட்டு பாருங்கள் ஒரு கால்குலேட் பண்ணி பாருங்கள் கத்தர் தான் உங்களை நடத்தினார்னு உங்களால் சொல்ல முடியும் அல்ல லூயா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்மளை ஆண்டவர் பெருக செய்யும் போது நமக்கு ஆசீர்வாதம் வருது நமக்கு என்ன செய்யுது ஆசீர்வாதம் நீங்கள் நல்லா கவனிங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற சாபம் உங்களை விட்டு என்ன செய்யுதுன்னு அர்த்தம் போகுதுன்னு அர்த்தம் உங்களுடைய சாபம் உங்களை விட்டு போகுது நான் அதை இன்னொரு விதமாக உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு புரியும் பாருங்களேன் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை இல்லை ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளை இல்லை மலடி என்று எண்ணப்படுகிறாள் நான் சொல்றது உங்களுக்கு விளங்கணும் மலடு என்று எண்ணப்படுகிற ஆபரகாம் சாராளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஈசாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா மலடு சாபம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மலடு என்பது என்ன சாபம் மலடு பெண்ணுக்கு தான் வரும்னு நினைக்காதீங்க ஆணுக்கும் வரும் மலடு மனுஷருக்கு தான் வரும்னு நினைக்காதீங்க மிருகங்களுக்கு வரும் ஏன் மரம் செடி கொடிகளுக்கு கூட எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் தெரியும் மலடு பெண்ணுக்கு மட்டும் இல்லை எல்லாரும் சொல்லுங்க உங்களை சொல்ல சொன்னையா உங்களை பெண்ணுக்கு மட்டும் இல்லைன்னு சொல்ல சொல்ல உங்களை நான் சொல்ல சொன்னது ஆணுக்கும் தான் சொல்லுங்க <laughs> நீங்கள் சொல்லுங்க மலடு பெண்ணுக்கு மட்டுமல்ல சொல்லிடுங்க நிறையா மாமியாருக்கு அது நல்லா ஏறணும் மண்டையில் ஏறணும் மலடு பெண்ணுக்கு மட்டும் வராது அது என்னமோ தெரில குழந்தை இல்லாத வீட்லெலாம் பார்த்தீங்கன்னா மாமியார் மாமனார் குற்றப்படுத்துறது யாரையா இருக்கும் பையனை தான் இருக்கும் அவனுங்க ப தான் இருக்கும் பையனை பேசவே மாட்டாங்க நிறையா வீட்டில் பிரச்சனை ம மருமகள்கிட்ட இருக்காது மகன்கிட்ட தான் இருக்கும் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க அதை சொல்லவே மாட்டாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கட்டும் மலடு சாபம் மலடு சாபம் அது ஆணுக்கு வரும் பெண்ணுக்கு இருக்கும் அது மனுஷருக்கு மட்டுமல்ல அது மிருகங்களுக்கும் இருக்கிறது மரம் செடி கொடிகளுக்கும் என் ஆணுடைய வேதம் அப்படித்தான் சொல்லுது உன் ஆடோ மாடோ உன் மரமோ செடியோ கொடியோ ஒன்றுமே கனி கொடுக்காம மலடாக இருக்காது இது ஆசீர்வாதம் அல்ல லோயா இப்போ ஆபரகாம ஒருவனாக இருக்கிறவனை ஆண்டவர் கடற்கரை மணலை போல மாத்துறேன்னு சொல்றார் பெருக வைக்கிறேன்னு சொல்கிறார் எந்த மாதிரி ஒருவனாய் இருக்கிற ஆபரகாம கத்தர் எப்படி பெருக வைக்கிறேங்கிறாரு வானத்து ஆமாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க வானத்து நட்சத்திரங்களை போல நான் பெருக வைப்பேங்கிறாரு அடுத்தது அவன் இருபத்தி ரெண்டு பதினேழு அதை தானே படித்தோம் அப்படி எழுதி இருக்குது படிச்சுட்டேன் அது முதலே படிச்சுட்டேன் இப்போ நீங்கள் படிக்க வேண்டாம் முந்தைய படிச்சுட்டேன் வேணால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் போய் பாருங்கள் எப்படி பெருக வைப்பேன்னா நட்சத்திரங்களைப் போல எப்படி பெருக வைப்பேன்னா கடற்கரை மணலைப் போல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப விளக்கமாக சொல்லி பெருக வைப்பேங்கிறார் பெருக வைக்கிறதுக்கு இப்போ எது பிரச்சனையாக இருந்துச்சு ஆபிரகாமுக்கு அப்படின்னா மலடு என்கிற சாபம் எல்லாரும் சொல்லுங்கள் அப்போ ஆண்டவர் ஆபிரகாமினிடத்தில் பெருக வைக்கிறதுக்கு அவர் செய்த முதல் காரியம் அவரை ஆசீர்வதிக்கிறார் அவனோட அர்த்தம் என்ன சாபத்தை நீக்கி அவருக்கு தேவன் ஆசீர்வாதம் தருகிறார் இதை இன்னொரு விதமாக சொன்னால் கர்ப்பம் தரிக்க முடியாது அப்படின்னு எண்ணப்பட்ட சாரால் கர்ப்பம் தரிக்கும்படி செய்கிறார் வயதானவன் என்று எண்ணப்பட்ட ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்கிறார்னா அந்த வயோதிபத்தின் பலவீனத்திலிருந்து மீட்கிறார் அவரை திரும்ப கர்த்தர் என்ன செய்கிறார்னா உயிர்ப்பிக்கிறார் பைபிளில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அநேக இடத்துல அநேக விதங்களில் நீங்கள் அதை தழுவின செய்திகளை ஏற்கனவே கேட்டிருக்கிறபடினால் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் சாபம் நீங்குகிறது ஆசீர்வாதம் வருகிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நான் சொல்கிறது குழந்தை அப்படிங்கிற காரியத்தில் மட்டுமல்ல அந்த விஷயத்தில் மட்டுமல்ல ஒருவேளை இடப்பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம் ஒருவேளை தொழில் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு வேலையிலே சில பிரச்சனைகள் இருக்கலாம் வருமானம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம் அல்லது ஒருவேளை கடன் என்கிற பிரச்சனை இருக்கலாம் இங்கே எதையெல்லாம் நீங்கள் சாபமாய் உணர்றீங்களோ என்னால் முடியல தீராத பலவீனம் நிறைய பேருக்கு தீராத தீராத பலவீனம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு டிப்ரெஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆமாம் அவங்களால நிம்மதியாய் உறங்க முடியாது நிம்மதியாய் சாப்பிட முடியாது ஏதாவது அவங்கள போட்டு உலட்டிகிட்டே இருக்கும் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாபம் சொல்லுங்கள் வியாதி ஆ சொல்லுங்க வியாதி ஒரு சாபம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியணும் வயோதிபத்தில் வருகிற பிரச்சனை வேற நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கணும் சில பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தீராத வியாதியாக ஏதாவது ஒன்று போராடிக்கிட்டே இருக்கும் ஏதாவது அவங்களுக்குள்ள அதை நச்சு பண்ணிக்கிட்டே இருக்கும் அவங்களால நிம்மதியாய் உறங்க முடியாதபடி அவங்கள அது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் சில பேர் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க அவங்க வருமா அவங்களுக்கு என்ன செய்யவே இல்லை மாறவே இல்லை சில பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க எதையாவது ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க அதை வெற்றிகரமாக அவங்களால செய்து முடிக்க முடியாது சில பேருக்கு சிலது இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் அது ஒன்றுக்குமே அவங்களுக்கு சொல்லுங்க பிரயோஜனமாகவே இருக்காது இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா சாபம் இதெல்லாம் என்ன சாபம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நல்லா நீங்கள் கேட்டுக்கங்க நல்லா கவனிச்சுக்குங்க இந்த இடத்துல இந்த சபையை கர்த்தர் வேர் வேறுன்ற வச்சிருக்கிறார் நிற்க வச்சிருக்கிறார் அப்படின்னா நான் நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் இதனுடைய மகிமையை நீங்கள் காணணும்னா இருபத்தி அஞ்சு வருஷம் நீங்கள் முன்னாடி வரணும் அப்பதான் உங்களுக்கு புரியும் நான் அன்னைக்கு இருந்த விசுவாசிகள்கிட்ட சொன்னேன் அறிவொளி நகரில் தான் சபை இருக்குதே ஒழிய அறிவொளி நகருக்காக சபை இல்லை நான் அப்படி தான் சொன்னேன் அந்த ஆதியில் இருந்த விசுவாசிகளுக்கு ஞாபகம் இருந்தால் நான் சொன்னது உண்மையாக பொய்யாங்கிறது உங்களுக்கு விளங்கும் நான் இப்படி தான் சொன்னேன் ஏன் இவ்வளோ பெரிய சபையை நீங்கள் அஸ்திவாரம் போடுறீங்க இந்த ஊருக்கு எதுக்கு இத்தா பெரிய சபை அப்படி கேட்கும்போது நான் சொன்னேன் இந்த ஊருக்கு இல்லை இந்த ஊரில் சபை நான் என்ன சொன்னேன்னா இந்த ஊருக்கு அநேக ஊர்களிலிருந்து ஜனங்க வருவாங்கன்னு சொன்னேன் ஹலே லூயா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன் பல இருந்து ஜனங்க இங்கே வருவாங்க இந்த ஊரில் இருக்கிற கிறிஸ்தவங்களை வச்சு நாங்கள் கட்டலை இந்த ஊரில் இருக்கிற மக்களை பார்த்து சபையை நாங்கள் கட்டல பல ஊர்களில் இருக்கிறவங்களை கத்தர் ஒன்று திரட்டி இங்கே உட்கார வச்சு ஆராதிக்க போகிறார் இங்கே ஆராதிக்க வைக்க போகிறார் அலே லூயா இப்போது நீங்கள் கவனித்து பாருங்கள் நம்ம சபை இருபத்தி நான்கு into twenty four into seven அப்படிங்கிற மாதிரி நம்ம சபை வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை விசேஷமான ஆராதனை நடக்குது மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரமும் இல்லை நாளும் இல்லை சொல்லுங்கள் காலமும் இல்லை கிழமையும் இல்லை அலை லூயா எப்போ வேணாலும் ஜனங்க இங்கே என்ன செய்கிறாங்க வராங்க இங்கே வராங்க நம்ம சபைக்கு ரொம்ப வருஷங்களாக ஆமாம் காம்பவுண்டு கேட்டே இல்லை காம்பவுண்டு கேட் போட்டு இன்னும் சபைக்கு டோரு சொல்லுங்க இது நான் சாட்சியாக உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் நல்லா கவனிங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த இடம் அப்படி ஒரு இருள் சூழ்ந்த இடமா இருந்துச்சு பாவம் ஓங்கி நின்ற இடமா இருந்துச்சு நான் ஆவியில் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் ஆவியில் கர்த்தர் செய்த காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இங்கிருந்த பயங்கரவாதங்கள் இங்கே இருந்த தீவிரவாதங்கள் இங்கிருந்த பாவத்தினுடைய அந்த உச்சகட்டமான செயல்களெல்லாம் கத்தர் கர்த்தர் அழிக்க ஆரம்பித்தார் அந்த கொடூர செயல்களை எல்லாம் செஞ்சவங்க இங்கே இல்லாதபடி கத்தர் என்ன பண்ணார் அவங்க எல்லாரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணார் சில பேர்த்த கத்தர் ஹலோ இந்த ஊருக்குள்ளே என்னை அனுப்பும் போது ஆண்டு என்ன காட்டினார்னா இந்த ஊருடைய நுழைவாயில் என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய வலு சர்பம் அந்த என்ட்ரன்ஸில் அந்த ஆச்சு மாதிரி இருக்கிற அந்த நுழைவாயில் அது சுருண்டு படுத்திருக்கிறது ஆவியானர் காட்டினார் நீ எங்கே போக போகிற வலு சர்பம் ஆளுகிற இடத்துக்கு நீ போக போகிற இப்படிதான் சொன்னார் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பழைய பாம்பென்று சொல்லப்படுற பிசாஸ் பைபிள் படி சொன்னால் அது என்ன அதாவது இந்த பகுதியை இருள் தான் ஆளுகை செய்யுது பிசாசு தான் ஆண்டுகிட்டு இருக்குதுப்பா நீ அங்கே தான் என்ன செய்ய போகிற ரொம்ப தெளிவாக ஆண்டு காட்டார் நீ அங்கே தான் போக போகிற உன்னை நான் அங்கே தான் அனுப்ப போகிறேன்னு சொல்கிறார் சகலமும் இருந்துச்சு இந்த ஊருக்குள்ளே நம்ம ஊழியத்துக்கு வந்தபோது சகலமும் இருந்துச்சு பல பேர் ஊழியம் செய்ய புறப்பட்டு வந்து ஐயையோ இங்கே செய்யவே முடியாதுன்னு திரும்பி ஓடிட்டாங்க நிறைய பேர் ஓடிட்டாங்க திருப்பூர்லேருந்து இங்கே ஊழியத்திற்கு நம்ம சபை வந்ததற்கு பிறகு இங்கே போய் ஒரு சபையை ஏற்படுத்திடலாம் அப்படின்னு பெரிய பெரிய பாஸ்ட்டுகள்லாம் வந்தாங்க செய்ய முடியாமல் அவங்கள என்ன செஞ்சிட்டாங்க சொல்லுங்கள் ஓடிட்டாங்க நம்ம மட்டும் ஓடவே இல்லை நம்ம இந்த இடத்துல ரொம்ப வைராக்கியமாக கிடந்தோம் அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா வயசு அப்படி ஒரு வெறி இருந்துச்சு புரியுதா உங்களுக்கு அந்த ரத்தத்தில் ஒரு துடிப்பு இருந்துச்சு கத்தரை அனுப்பி இருக்கிறார் ஜீவனே ஆனாலும் மரணமே ஆனாலும் இங்கிருந்து என்ன செய்ய போகிறதில்ல போக போகிறதில்ல கத்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறணும்னு உட்காந்துருந்தோம் நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் வந்து நீங்கள் எப்படி நினைக்கிறீன்னு தெரியல என்னுடைய பாதுகாப்புக்கு சைக்கிள் செயின் கொண்டு வந்து கொடுத்தவங்க இருக்கிறாங்க என்னுடைய பாதுகாப்புக்கு கத்தியை கொண்டு வந்து எதுக்கு பைக்கில் வச்சுக்கியான்னு கொடுத்தவங்க இருக்கிறாங்க ஒரு தடவை ஒரு சகோதரர் எனக்கு ஒரு கத்தி கொடுத்தாரு அது என்னன்னு வாங்கின போது டபக்குன்னு அந்த பட்டனை அழுத்துச்சுங்க கத்தி வெளியில் வந்துருச்சு நான் பயந்துட்டேன் அவர் சொன்னார் இது பட்டன் கத்திங்கயா பத்திரமா வச்சுக்கோங்க உங்களுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறேன்னார் எதுக்குன்னு கேட்டேன் உங்களுடைய சேஃப்டிக்கு அப்படின்னார் நல்லா கேட்டுக்குங்க தனியாக வந்துட்டு போவேன் அன்னைக்கு ரோடு இல்லை அன்னைக்கு லைட் இல்லை அன்னைக்கு பாதையில் இத்தனை பிரயாணத்தில் இத்தனை வண்டிகள் வராது இத்தனை வீடுகள் எல்லாம் வழியில வழியில் கிடையாது குறிப்பிட்ட இடத்த தாண்டிட்டா வனாந்தர மாதிரி தான் போகும் அல்ல லூயா நல்லா கவனிங்க நாங்கள் போகிற போது வருகிற பொழுதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமாம் எத்தனையோ சூழ்நிலை சந்தித்தோம் ஆனால் ஒன்று கூட எங்களை பயப்படுத்தி இந்த ஊருக்குள்ளே ஊழியம் வேண்டான்னு சொல்ல வைக்கவே இல்லை கத்தர் நம்மளை நடத்தினார் அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து இந்த இடத்துல நம்மளை கர்த்தர் பெருகு செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் நம்ம எல்லைகளை கத்தர் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாரு சொல்லுங்க கடந்த வருஷத்துல மட்டும் நமக்கு ஏழு புதிய சபைகளை கத்தர் தந்திருக்கிறார் நிறைய பேர் கேட்குறாங்க பாஸ்டுக்கு அப்படின்னா எங்கிருந்து பணம் வருது நிறைய பேர் நம்ம நம்ம உடன் ஊழியக்காரங்கிட்ட கேட்குறாங்களா உங்களுக்கு ஏதாச்சும் உதவி உண்டா அவங்க சொல்கிறாங்களா எங்களுக்கு உதவி செய்கிறாங்க எங்களுக்கு சின்ன சின்ன உதவியை பாஸ்ட்டு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்குறாங்களா உங்கள் பாஸ்ட்டுக்கு எங்கிருந்து பணம் வருது அப்படின்னு கேட்குறாங்களா எனக்கே தெரியாது எங்கிருந்து வருதுன்னு ஹலோ க கடந்த கடந்த வருஷத்தில் ஒரு நாள் பாஸ்டர் ராஜன் இடத்துல பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார் ஐயா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் என்னன்னு கேட்டேன் இந்த வருஷத்தில் இந்த கிளை சபைகள் கிளை ஊழியங்களுக்கு மட்டும் உங்களிடத்திலிருந்து எங்ககிட்ட வந்த பணம் ஒன்றரை லட்சத்துக்கு அதிகம்னார் ஒராமேன்னு சொல்லுங்களேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரயாண செலவு சொன்னேன் அவர் சொல்கிறார் இந்த கிளை சபை ஊழியங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் தந்ததை அப்படி சும்மா ஒரு கணக்கு போட்டு பார்த்தா ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக உங்ககிட்ட இருந்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம்னார் ஒராமேன்னு சொல்லுங்களேன் நான் இதை சாட்சிக்காக சொல்லிட்டு இருக்கிறேன் நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியணும் முழுசா ஒரு நூறு ரூபாயை கூட பார்க்காத ஒரு ஊழியக்காரனா இருந்தவனை சில லட்சங்களை பார்க்காமே செலவு பண்ண வச்சுட்டு இருக்கிறார் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்கிறார் எத்தனை பேர்த்துக்கு புரியுது இப்போ நான் வந்து பிரயாணமெல்லாம் போக மாட்டேன் யாருக்கு கொடுக்க மாட்டேன் நீர் கொடுக்க கொடுக்க வாங்கி நான் அப்படியே டெபாசிட் பண்ணிகிட்டே வருவேன்னு சொன்ன வச்சுக்கிங்களேன் எதுவுமே வராது எத்தனை பேத்துக்கு புரியுது ஒருவேளை நீங்கள் என்னை இப்படி பார்த்து கேட்கலாம் ஐயா அதையெல்லாம் கொஞ்சம் சேமித்து வச்சிங்கண்ணா நீங்கள் என்ன ஆயிடுவீங்க இப்போது அதிகாலையில் சில பேருக்கு அப்படியே ஒரு தூக்கம் அப்படியே இப்படின்ற உங்களுக்கு கேட்கறக்கே கத்தர் கொடுக்குற வார்த்தையை கேட்கறதுக்கே முடியலன்னா உங்களுக்கு எப்படி கத்தர் பெருக வைக்க முடியும் நான் சொல்கிறது புரியுது கவனிங்கம்மா கவனிங்க இப்போது நான் ஒருவேளை என் குறுக்குடு மைண்டில் எனக்குள்ளே வர ஒரு குறுக்கு புத்தியில் நான் என்ன யோசிக்கிறேன் ஓ இவ்வளோ செலவு பண்ணுமா இனிமேல் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தேன்னு என்ன செய்யல எல்லாத்தையும் ஆ இனிமேல் இந்த கிளை சபை அது இதுக்கெல்லாம் வேண்டாம் பிரயாணத்துக்கெல்லாம் வேண்டாம் எல்லாத்தையும் எப்படி பத்திரமா சேர்த்து வச்சுட்டே வந்தால் இந்த வருஷம் முடிவில் நம்ம லட்சாதிபதி ஆகலாம் நினச்சி ஒரு ரூபா கூட எனக்கு வராது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஹலோ சொல்லுங்க ஒரு ரூபா கூட என்ன செய்யாது சில இடத்துக்கு ஊழியத்தை கூப்பிடுவாங்க ஊழியத்தை கூப்பிட்டு பயன்படுத்தி புழிஞ்சு விட்டுட்டு ஒன்றுமே கொடுக்காம டாட்டான்ட்டுருவாங்க தோத்துருங்கய்யா ப்ரைஸ் விளாடுங்கய்யா அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்கன்னா கத்தர் எங்களை போஷிச்சார் அவங்கள போஷிச்சார் என்னை போஷிக்கல எத்தனை பேத்துக்கு புரியுது ஆனால் நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன் என் ஆண்டவர் எனக்கு அவர் கடங்காரனாவே என்ன இல்லை இருக்கவே மாட்டார் ஆனால் அதை கத்தர் என்ன பண்ணுறாருன்னா செட் பண்ணுறார் எங்கேயோ செய்கிற ஊழியத்திற்கு அங்கே எனக்கு பலன் வருதோ வரலையோ வேறு ஏதாவது வழியில் கத்துற அதற்குரிய பலனை கொடுத்து ஆண்டவர் சொல்றார் நான் உன் தேவன்னு சொல்றார் நான் உன் தேவன் ஒரு ஆமேன் சொல்லுங்க நான் உன் தேவன் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே முந்தியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசல்களே இருக்காதுங்க வாசலே இருக்காது வாசல் இருந்தால் தானே திறக்கிறதுக்கு அப்புறம் மூடுறதுக்கு வாசலே இல்லைங்கும் போது அப்புறம் எங்கே போய் திறக்கிறதுன்னு சொல்கிறது இல்லையா திறந்த வாசல்னு எங்கே சொல்கிறது வாசல் இருந்தால் தானே முதல் திறக்கிறதா இல்லையான்னு சொல்ல வாசலே இல்லை அப்புறம் எங்கே போய் திறக்குதுன்னு சொல்கிறது இப்போ அப்படி இல்லை வாசல்கள் நிறைய இருக்குதுங்க அடைபடுகிறதும் இருக்கிறது திறக்கிற வாசல்கள் இருக்கிறது புரிஞ்சவங்களுக்கு தான் நான் சொல்கிறது புரிஞ்சவங்களுக்கு தான் நான் என்ன அடிப்படையில் சொல்லுகிறேங்கிறது விளங்கும் நான் சொல்கிறத கவனித்து கேளுங்க நம்ம கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது என்ன நடக்குதுன்னா நம்மகிட்ட இருக்கிற சாபம் நீங்குதுன்னு அர்த்தம் நம்மகிட்ட இருக்கிற இருள் இருள் நீங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வாசல்கள் என்ன செய்ய ஆரம்பிக்குது ஆமாம் வாசல்கள் உருவாக ஆரம்பிக்கும் வாசல்கள் திறக்க ஆரம்பிக்கும் அது எப்படின்னுலாம் தெரியாது அது எல்லா பக்கத்துலையும் அப்படித்தான் ஆகார் கண்ணீர் வடித்து கதறினால் என் பிள்ளை சாகிறத நான் என்ன செய்ய மாட்டேன் அவளுடைய கண்ணீர் அவள் வந்து ஜபம் பண்ணல அவள் ஜபம் பண்ணல நிறைய பேர் ஜபம் பண்ணான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆகார் ஜபம் பண்ணல ஆகார் என்ன சொல்கிறான்னா என் பிள்ளை சாகிறதை என்னால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு அந்த பிள்ளையை கொண்டு ஒரு இடத்துல விட்டுட்டு இவர் ஒரு இடத்துக்கு ஓடிட்டான் அல்ல லூயா ஆகார்ட்ட தேவன் பேசும்போது பிள்ளை அழுகிற சத்தத்தை கத்தர் கேட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு துறவை கத்தர் காண்பித்தார்னு போட்டிருக்குது அவ கண்கள் திறக்கப்படுது அப்படின்னு என்ன அர்த்தம் ஏற்கனவே இருந்துச்சு அது அவளுக்கு தெரியல இருந்ததை அவள் பார்க்கும்படி கத்தர் என்ன பண்றாருன்னா கண்களை திறக்கிறார் நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கணும் நம்மளை சுற்றி ஆயிரம் இருக்கிறது அது நமக்கு தெரியாது அது நமக்கு தெரியவே இல்லை ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அதை காண்பிச்சு கொடுக்கும்போது கர்த்தர் உங்கள் கண்களை திறக்கும் போது உங்களுக்கு அருகில் இருக்கிற துறவுகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஏன் தெரியுமா இப்போ இஸ்மவேல ஒரு ஜாதிய கத்திரன்னு செய்ய போகிறார் இஸ்மவேல ஒரு ஜனக்கூட்டமாய் மாற்றப் போகிறார் இப்போ அவன் பசியில் வந்து கிறங்கி அழுது மயங்கி சாக தேவன் விரும்பல அவனுக்கு தேவையானதை கொடுத்து அவனை வாழ வைப்பேன் என்று சொல்றார் இப்போ அவனை வாழ வைக்கிறதுக்கு ஏற்கனவே துறவு அங்கே இருந்துச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்கான கண்களை கத்தர் ஆகாருக்கு என்ன செய்கிறார்னா தருகிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களை கர்த்தர் பெருக செய்வேன்னு வாக்கு பண்ணுறார் நான் உங்களுக்கு இப்படி சொல்ல கத்தர் என்னை தூண்டுகிறார் உங்களுக்கு இதுவரை எதெல்லாம் சாபமாக தெரிஞ்சதோ அது இனிமேல் இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்ல சொல்கிறார் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ தான் நிறையா பேருக்கு புரியுது ஹாலே லூயா சில பேர் சொல்லுவாங்க ஐயா ஒரு ஸ்டெப்பு ஏறுனா அல்லது ஒரு ஸ்டெப்பு முன்னால் போனால் இந்த பரமபதம்னு ஒரு விளையாட்டு நம்ம எல்லாம் விளையாண்டுருக்குறோம் பரமபதம் இல்லையா அந்த மேலே இருக்கிறதுக்கு பேர் என்னங்க மேலே மேலே கடைசியாக தாயம் போட்டு போட்டு போவோமே அதுக்கு பேர் என்ன புரியலையா பரமபாதம் மலைன்ட்டுருக்கிறீங்களா இல்லையா அந்த மே அதுக்கு பேர் என்ன அதுதான் சொர்க்கலோகம் அது என்ன அதான் சொர்க்கம் போகிறது அந்த விளையாட்டினுடைய முடிவு என்ன இந்த சொர்க்கம் போகிறதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பாம்பு இருக்கும் பெரிய பாம்பு அப்புறம் ஏணியும் இருக்குது ஏணி கிருபை ஏணி என்ன கிருபை சின்ன ஏணியும் இருக்கும் இந்த கீழேருந்து மேலே கொண்டு விடுற ஏணி இருக்குது அதுக்கப்புறம் தாயம் போட்டு போட்டு என்ன செய்கிறது ஒவ்வொன்றா போகிறது இருக்குது இருக்குதா இல்லையா அது வரைக்கும் நீங்கள் ஆறு போடலாம் மூணு போடலாம் நாலு போடலாம் ஒன்று போடலாம் பன்னெண்டும் போடலாம் ஆனால் மேலே போயிட்டால் ஒவ்வொன்றா தான் போட்டு போக முடியும் இல்லையா இந்த பரமபதம் விளையாண்ட காலத்தில் உங்களுக்கு அது விளங்கெடுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து யாருமே அந்த பாம்பு கடி விரும்பவே மாட்டேங்க அந்த பாம்பு கிட்ட வந் அதுக்கு இப்போ தாயக்கட்டை கையில் வச்சுட்டு அதுக்கு சாமி கும்பிட்டு போட்டவங்களே இருக்கிறோம் சாமி கும்பிட்டு ஐயோ ஒன்று போட்டுனா பாம்பு கீழே வந்துடுவேன் ரெண்டு போட்டால் பாம்பு கீழே போயிடுவேன் அப்படின்ட்டு அந்த தாய்க்கட்டை கையில் வச்சுட்டு ஜவம் பண்ணி கிறிஸ்தவங்களுக்கு சொல்கிறேன் ஜவம் பண்ணி தாயை முருட்டினவங்கெல்லாம் அந்த தாய்க்கட்டை உருட்டினவங்கெல்லாம் இருக்கிறீங்களா இல்லையா புறஜாதியாக இருந்த காலத்தில் ஆமாம் சாமி கும்பிட்டு என்ன செய்கிறது நல்ல கண்ணை மூடி அப்படி இப்படி சுற்றி அப்புறம் இப்படி சுற்றியெல்லாம் போட்டவங்களாம் இருக்கிறோம் நானெல்லாம் போட்டிருக்கிறேன் அதுக்குனால சொல்லிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வேண்டுதல் கேட்கப்படாது பாம்பு தீண்டி கீழே வருவோம் இப்போ நிறைய பேர் விசுவாசி சொல்றீங்க ஐயா ஒரு ஸ்டெப் ஏறுனா ஆசீர்வாதம் வந்த மாதிரி இருக்குதுங்க ஆனால் போயிடுது நம்ம சமையல பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்கிறாங்கன்னு சொல்லல சிறு வியாபாரிகள் ரெண்டு மூணு பேர் இருக்கிறீங்க சின்ன பிஸ்னஸ் பண்றவங்க இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை அதுதான் வருது ஆனா வரல வெளிச்சம் வந்த மாதிரி இருக்குது ஆனா ஆர்டர் வந்த மாதிரி இருக்குது ஆனா சொல்லுங்களேன் ஒரு நம்பிக்கை வருதுங்க ஐயா சந்தோஷப்படுறோம் சந்தோஷப்பட்டு சாட்சியெல்லாம் நினைக்கும் போது ஆர்டர் போயிடுச்சு ஏன் தெரியுமா உங்களை ஏதோ இந்த புறஜாதியர் சொல்லுவாங்க ஏழரை நாட்டு சனியை துரத்திக்கிட்டே இருக்குதாம்மா சாபம் என்ன செய்யுது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு சாபம் நம்மளை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி சுதந்திரிக்க கூடாதபடி அது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது சொல்லுங்க அதுதான் ஒரு படி ஏறுனா ஒரு படி ஏறின அளவுக்கு இறங்கிட்டா கூட பரவாயில்ல ஒரு ஸ்டெப்பு ஏறி ஒம்பது ஸ்டெப்பு கீழே போயிடுறது திருப்பி போராடி அந்த எட்டு ஸ்டெப்பை தாண்டி வர்றதுக்கு படுற பாடு இருக்குது பாருங்க அதுக்குள்ள நாலு புது வருஷம் போயிடுது அலையிலூயா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கண்ணீர் கலிப்பாக மாறும் உங்கள் மாறா மதுரமாய் மாறும் உங்கள் பார சுமை லேசாய் மாறும் இப்படி ஆயிரம் தடவை வேற பாடியாச்சு ஹலோ ஆசீர்வதித்து உங்களை பெருக வைக்கிறார் அப்படின்னா இதுவரைக்கும் துரத்தின சாப இனி என்ன செய்யாது இதுவரைக்கும் நம்மளை தொடர்ந்த சாப இனி இந்த காயினை வந்து கத்தர் அனுப்பும்போது சொன்னாருங்க கத்தர் அனுப்பும்போது சொன்னாருங்க நீ நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் நீ நிலையற்று அப்போது அந்த காயினுக்கு ஒரு பயம் வந்துருச்சு என்ன பயம் தெரியுமா என்னை பார்க்குறவங்க என்னை என்ன செஞ்சிருவாங்க கொன்றுவாங்க கத்தர் அப்போ காயினுக்கு என்ன பண்ணார்னா அவனுடைய நெற்றியில் ஒரு அடையாளம் போட்டார் உன்னை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க நல்லா கவனிச்சுக்கங்க சாபம் பெற்று கடந்து போகும்போது காயின் கத்தரிடத்தில் கதறுகிறான் நான் சொல்றது உங்களுக்கு விளங்கட்டும் சாபத்தை வாங்கி காயின் கடந்து போகும்போது ஐயோ கடவுளே என்னை பார்க்கிறவங்க என்ன செய்வாங்க ஏன்னா நான் என் சகோதரனை கொன்றேன் என் சகோதரன் நான் கொண்டுட்டேன் அதனால என்னை பார்க்குறவங்க என்ன செய்வாங்க அப்படி சொல்லும்போது கத்தர் சாபம் பெற்ற காயினுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாரு பாருங்களேன் அவனுக்கு ஒரு அடையாளத்தை போடுறார் உன்னை யாரும் கொள்ள மாட்டாங்க எத்தனைத்துக்கு புரிகிறது நான் உங்களை பார்த்து கேட்குறேன் சாபம் பெற்ற காயினுக்கே ஒரு பாதுகாப்பு கொடுப்பார்னா புரியலையா இன்னும் இன்னும் விளங்கலையா சாபம் பெற்ற சொல்லுங்க தன் சொந்த சகோதரனை கொலை செய்து சாபத்தை வாங்கின காயினுக்கே அவன் கேட்டான்ங்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பை கொடுப்பாருன்னா ஆசீர்வாதத்தின் சந்ததி நான் எனக்கு எவ்வளவு பாதுகாப்பை தேவன் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க ஏங்க நாம தொட்டா அது விளங்கணும் நாம செஞ்சா அது ஜெயமாய் முடியணும் நாம் ஆரம்பிச்சா அது வெற்றிகரமாய் முடியணும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க நாம் ஆசீர்வாதத்தின் சந்ததி தான் சாபத்தின் பிள்ளைகள் அல்ல அல்ல லூயா நம்ம என்னைக்கு விசுவாசத்தின் வழியா ஆபிரகாமின் சந்ததின்னு இடம் பெற்றோமோ அன்னைக்கே நம்ம மேல இந்த சாபங்கள் எல்லாம் சொல்லிருங்க இங்க பாருங்க இதை நீங்க தான் சுதந்திரித்து கொள்ளணும் கத்தர் வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரு அதை சுதந்திரிக்க வேண்டியது நம்மகிட்ட தான் அப்படின்னா என்ன விளக்க வேண்டியவைகளை விளக்கிக்கணும் செய்யக்கூடாதது நான் சொல்றதை கேட்டுட்டே வாங்க கவனிச்சுட்டே வாங்க இப்போ சாபம் என்ன செய்யுதுன்னா நீங்குது ஆபரகாம் சாராளுடைய மலடி என்ன செஞ்சுதாங்க மாறிச்சு இஸ்மவேலுக்கு வந்த பட்டினினால் வர வேண்டிய சாவு என்ன செஞ்சது மாறிச்சு காயினுக்கு பய உணர்வு என்ன செஞ்சது மாறிச்சு எத்தனை பேருக்கு நான் சொல்லிட்டு வர்றது புரிகிறது ஆண்டவர் ஆசீர்வதிச்ச இடத்துல எல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்க யாரையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் அங்கே எல்லாம் அவங்க மேலே இருந்த அதுவரைக்கும் அவங்க மேலே இருந்த சாபம் அவங்கள விட்டு என்ன செஞ்சிச்சு நீங்கிச்சு நீங்க பெருக முடியாத அளவிற்கு நீங்க பெருக முடியல அப்படின்னு சொல்றதுக்கு காரணமா என்ன பிரச்சனை சொல்றீங்க நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது எனக்கு இதனால தான் பெருக முடியல இதுதான் என் வளர்ச்சியை தடுக்குது இதுதான் என்னை கெடுக்குது இதனால தான் நான் இப்படி ஆயிடுறேன் இதனால தான் நான் வீக் ஆயிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்க எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க எனக்கு எனக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அது இனிமேல் உங்களுக்கு இருக்காது ஒரு ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம்